ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we are Varna from Sirumugai Coimbatore district இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராண்ட் நீம்சரி ஒர்க் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த சாரீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட்டுடைய ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன் அது யாருடைய இது அப்படின்னா க்ளோவியா இவங்க எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா night wear inner wear active wear sports wear இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக நீங்கள் ப்ராடக்டை வாங்கிக்கலாங்க ஸோ நைட் வியரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா pyjamas set cotton nighties top and short sets bottoms செப்பரேட்டாகவும் இருக்குது செட்டாகவும் இருக்குங்க ஆக்டிவ் வியரில் gym wear aerobics yoga running walking cycling இதெல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் வியரில் டாப்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் செப்பரேட்டாகவும் இருக்குங்க செட்டாகவும் இருக்குது டைட்ஸ் இருக்குது பேண்ட்டு ட்ராக் பேண்ட்டு ஆக்டிவ் ஷார்ட்ஸ்னு எல்லாமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குங்க ஸோ இதோடைய fabrics cotton lace satin velvet காட்ஸ் வூல் அதாவது காட்டன் அண்ட் வூல் மிக்சிங்லேயுமே இவங்ககிட்ட அவைலபிளாக கிடைக்குங்க டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான டிசைன்ஸில் இவங்க கொடுக்குறாங்கங்க இமோஜி பிரிண்ட் வேணாலும் இருக்குது floral polka print and stripes fruits and candy prints festive prints occasion related prints கூட எல்லா டிசைன்ஸ்லேயுமே இவங்ககிட்ட இந்த வியர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க especially special collections of Clovia அப்படின்னா maternity wear sari shape wear swim wear winter wear winter வியர்லேயே ஹுடி இருக்கிறதும் அண்டு ஸ்வெட் ஷர்ட்ஸ்னு தனியாகவே இருக்குங்க scrunchies hair band eye mask home ஸ்லிப்பர்ஸ்னு இவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு night wear active wear and inner wear வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா க்ளோவியா இவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க வாங்க நம்ம இப்போ நம்ம சாரீஸை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம் அதில் ஃபஸ்ட்டு சாரீ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் சாரியுடைய நம்பர் சிக்ஸ் த்ரீ செவன் சாரியுடைய நம்பர் சிக்ஸ் த்ரீ செவன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நீம் சரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஆல் செல்ஃப் சரிங்க அதாவது ஆல் செல்ஃப் அப்படிங்கிறது செல்ஃபுங்கிறது பல்லுவை சொல்லுவோம் ஃபுல் டிசைன் இருக்கக்கூடியது ஆல் செல்ஃப் அப்படிங்கும்போது சாரீ ஃபுல்லாகவுமே உங்களுக்கு ஃபுல் ஒர்க் இருக்கக்கூடியதை நம்ம ஆல் செல்ஃப்னு சொல்கிறோங்க இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னர் லேயர் அண்ட் ப்ளவுஸ் பிளெயினாக இருக்கும் அண்ட் ப்ளவுஸில் உங்களுக்கு எஜ்ஜில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இது வந்து ஹேண்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சாரியுடைய கலர் வந்து பர்பிள் கலருங்க இது single colour sari body of sari pallu blouse ஒரே கலரில் இருக்கக்கூடியதுங்க ஸோ நீம் சரி உள்ளேயும் பார்த்துக்கலாம் நீங்கள் எப்படி இருக்குன்னு ஒர்க்கு எல்லாமே வந்து ஃபைன் ஒர்க்காக இருக்கிறதுனால உங்களுக்கு கொலுசுலேயோ பேங்கிள்லேயோ ரிங்லேயோ மாட்டாதுங்க இந்த சாரி வந்து purple with black combination sari number six three eight இது வந்து லைட் லேவெண்டர் கலர் சாரியுடைய கலர் லைட் லேவெண்டர் இதுவும் பிளாக் மிக்சிங் பிளாக் மிக்சிங் அப்படிங்கும்போது சில இடங்களில் கண்டிப்பாக பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகுங்க இதுவுமே நீம் சரி ஒர்க்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே நீம் சரி ஒர்க்கு தாங்க நீம் சரி ஒர்க் அப்படிங்கிறது சில்வர் ஆர் கோல்டு சரி கூட சில்க் த்ரெட்டு வந்து ட்விஸ்ட் பண்ணி மேக் பண்ணுறதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளவுஸ் போர்ஷன் இதுலேயுமே உங்களுக்கு ஹேண்டு வந்துடும் ஹேண்டில் டிசைன் வந்துடும் இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துருங்க சாரியுடைய offer price eight thousand with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது இந்த வீடியோவில் நம்ம நிறையா பேஸ்டல் ஷேட்ஸ்லேயும் பார்ப்போங்க அண்ட் நார்மல் ஷேட்ஸ்லேயுமே பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது பேஸ்டல் ஷேடு தான் six three nine sari number six three nine இது வந்து பேஸ்டல் பிங்க் கலர் லைட் கலராக இருக்குங்க இதில் இருக்கக்கூடிய நீம்சரி கலர்னு பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் கலரில் வரும் ஸோ இங்கே ப்ளவுஸ் இந்த சாரி இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே அந்த ஹேண்டில் ஒர்க் வந்துடும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் பை பண்ணிக்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயும் பை பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போகும்போது சிங்கிள் சேரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் எந்த எக் எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிட்டேஷன்ஸோ ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுக்கு இல்லைங்க எயிட் தௌசண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் இந்தியாவில் எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் சென்ட் பண்ணி கொடுக்குறேங்க இதுவே cash on delivery option select பண்ணும்போது ஒரு சாரீ தான் புக் பண்ண முடியும் அந்த சாரீ புக்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 பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபுல்லாக நீம்சரி ஒர்க் இருக்கக்கூடியதுங்க என்ன தான் நீம்சரி ஒர்க்காக இருந்தாலுமே த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கில் மேக் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் சாரியோடைய வெயிட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா six hundred to seven hundred grams தான் இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீஸுங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுடைய number six four three colour royal blue so இந்த பேட்டர்ன்லேயே நான் உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன் பாருங்கள் ஸோ இது உங்களுக்கு கீழே portion of top and bottom உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஏன்னா புட்டா மட்டும் இருக்கிறதுனால ஸோ இது வந்து இன் பிட்வீனில் இருக்கக்கூடியது அடுத்து தேர்ட் பேட்டர்னில் நம்ம சாரீ பார்க்க போகிறோம் sari number six double four ரீசண்டாக நிறைய பேர் வந்து இந்த சாரீஸ் வந்து என்கொயர் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் இந்த அப்டேட் நம்ம போட்டிருந்தோம் ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் நிறைய பேர் வந்து என்கொயர் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து பர்ச்சேஸும் பண்ணியிருந்தீங்க அண்ட் அதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காகவே இந்த அப்டேட்டை எக்ஸ்க்ளூசிவாக நம்ம உங்களுக்கு காட்டிகிட்ருக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பேஸ்டல் ஷேடில் இருக்கக்கூடியது பேஸ்டல் க்ரீன் மாதிரி வருங்க இது உங்களுக்கு கீழே மட்டும் வந்து பார்டர் மாதிரி வரும் அந்த பார்டரில் உங்களுக்கு வந்து பீகாக் டிசைன் வரும் சேம் கலராகவே வந்துடும் sari number six four five அதாவது சாரீ ஃபுல்லாக ஒர்க் இருக்கணும் ஆனால் அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் மைல்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்கும் கரெக்டாக ஆப்டாகவும் இருக்கும் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் பார்த்துட்ருக்கீங்க இதோடைய colour brown coffee brown so இந்த ஃபோல்டிங்கில் வரக்கூடிய சாரீஸில் மட்டும் டசல்ஸ் போடலைங்க நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் புக் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம டசல்ஸ் போட்டு சென்ட் பண்ணுறோம் கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா டசல்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க next sari sari number six four six இது ஒரு பேஸ்டல் ஷேடு அதாவது கலர்னு பார்த்துட்டிங்கன்னா வெரி வெரி லைட் ப்ரௌன் கலரில் இருக்குங்க சாரியுடைய price eight thousand with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க இப்போ மேக்ஸிமம் நம்ம ஒரு வீடியோ அப்படின்னா அந்த வீடியோவில் காட்டக்கூடிய எல்லா சாரீஸுமே ஒரே ப்ரைஸில் இருக்கிறது தாங்க காட்டுவோம் அப்படி ஒரே ப்ரைஸில் இருக்கிறது காட்டுறதுனால நம்ம ஆஃபனாக வந்து அந்த ப்ரைஸ் வந்து சொல்கிறது இல்லை அண்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிடுறோம் அண்டு வீடியோவில் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் அந்த ப்ரைஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸை வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் இந்த சாரீஸோடைய பிக்சரோ வீடியோவோ கேட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க இப்போ நீங்கள் பார்த்தது lavender colour light lavender sari number six four seven next sari number six four eight இது பார்த்துட்டிங்கன்னா ஆரஞ்சோட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்குங்க ஆரஞ்சு கலர் கூட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால இருக்கிற ஆரஞ்சு கலரே இன்னும் கொஞ்சம் டார்க்கராக உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஃபுல் நீம் சரி ஒர்க் இருக்கக்கூடிய ஆல் செல்ஃப் சாரீஸ் தான் பார்த்தீங்க அண்ட் எல்லாமே பியூர் சில்க் சாரீஸுங்க வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம் தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயோ லேப்லேயோ கொடுத்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் எயிட் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது ஸோ இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் தான் லேட்டஸ்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வர்ணாங்கிற நேம் வருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்